வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் பத்தாம் வகுப்பு அளவியல் சாப்டர்ல பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம் வாங்க தேர்ட் சம் நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் கவனிங்க இது மரக்கூம்பு இதோட உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் சுற்றளவு சுற்றளவு அப்படிங்கிறது இந்த அடிப்பாகம் கூம்போட அடிப்பாகம் வட்ட வடிவத்தில் இருக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா டூ பையார் ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மரக்கூம்பின் சுற்றளவு நானூற்றி எண்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூம்பின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கு formula one by three pi R square H நம்மளுக்கு ஆர் தேவை ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூம்பின் சுற்றளவை நம்ம பயன்படுத்தலாம் கூம்பின் சுற்றளவு அப்படிங்கிறது கூம்போட அடிப்பாகத்தோட சுற்றளவு அடிப்பாகம் வட்ட வடிவத்தில் இருக்குது வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா டூ பை ஆர் சமம் நானூற்றி எண்பத்தி நாலு பைக்கு மதிப்பை பிரதியிடுங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் இந்த இரண்டு எண்களையும் நம்ம வலது பக்கத்துக்கு மாற்றும் போது நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கல் இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழுங்கிற பின்னம் ஏழு பை இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தொகுதியில் இருக்கு நம்ம வலது பக்கத்துக்கு மாற்றும் போது பகுதி ரெண்டையும் நானூற்றி எண்பத்தி நாலையும் கேன்சல் பண்ணால் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டை இருபத்தி ரெண்டாம் வாய்ப்பாட்டிலேயே நம்ம டைரெக்டாக ஈஸியாக வகுத்தரலாம் பதினொன்று பதினோரு எழுபத்தி ஏழு ஆரம் சமம் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கூம்பின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கு formula one by three pi R square H மதிப்புகளை பிரதியிடலாம் மூணும் நூற்றி ஐந்தும் கேன்சல் ஆனால் முப்பத்தி அஞ்சு இந்த ஏழையும் எழுபத்தி ஏழையும் கேன்சல் பண்ணால் பதினொன்று மீதி இருக்கிற எண்களை பெருக்கலாம் இருபத்திரெண்டு பெருக்கல் எழுபத்தேழு பெருக்கல் பதினொன்று பெருக்கல் முப்பத்தி ஐந்து விடை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கன சென்டிமீட்டர் கூம்பின் கன அளவை நம்ம கன அலகுகளில் தான் குறிப்பிடணும் கூம்பின் கன அளவு சமம் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கன சென்டிமீட்டர் கணக்கோட தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற அளவுகள் ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஃபோர்த் சம் ஆரம் பத்து மீட்டரும் உயரம் பதினைந்து மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது நிமிடத்திற்கு இருபத்தி ஐந்து கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் விடையை நிமிட திருத்தமாக தருக கணக்கு பார்க்கறதுக்கு கடினமாக இருந்தாலும் நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கவனிங்க கூம்பு வடிவ கொள்கலன் இது முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியிருக்கு இதோட அடிப்பாகம் வழியாக பெட்ரோல் வெளியேறுகிறது வெளியேறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் எவ்வளவு நேரத்தில் இந்த கொள்கலன் காலியாகும் இதுதான் கேள்வி நல்லா கவனிங்க இந்த கூம்பு வடிவ கொள்கலன் ஃபுல்லாக பெட்ரோல் நிரம்பி இருக்கு இதோட ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க நம்ம இதோட அடிப்புறம் வழியாக பெட்ரோல் வெளியேற்றப்பட்டால் எவ்வளவு நேரத்தில் இந்த கொள்கலன் காலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கவனிங்க ஆரம் பத்து மீட்டர் உயரம் பதினைந்து மீட்டர் வெளியேற பெட்ரோலோட வேகம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து கனமீட்டர் நிமிடத்துக்கு ஒரு நிமிஷத்தில் இருபத்தஞ்சு கனமீட்டர் அளவு வெளியேறுது கணக்கு எப்படி போடலான்னு பாருங்கள் கூம்பு வடிவ கொள்கலனின் கன அளவு சமம் one by three pi square H கன அளவுகள் கொள்கலனோட ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க நம்ம பிரதியிட்டலாம் இந்த மூணும் பதினைந்தும் கேன்சல் ஆகும் ஐந்து இது அப்படியே நம்ம எழுதிக்கலாம் சுருக்க வேண்டாம் இருபத்தி ரெண்டு பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் ஐந்து பை ஏழு நமக்கு தெரியும் தொலைவு அப்படிங்கிறது வேகம் பெருக்கல் நேரம் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் நம்ம தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம் இதை நம்ம கணக்குக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றி எழுதலான்னா வேகம் பெருக்கல் நேரம் சமம் தொலைவு அப்படிங்கிறது இங்கே அந்த கொள்கலனோட கன அளவு ஏன்னா கொள்கலனிலிருந்து தான் நம்ம பெட்ரோலை வெளியேற்றுறோம் வேகம் இருபத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நேரம் நம்ம கண்டுபிடிச்ச கன அளவை இங்கே அப்படியே எழுதிக்கலாம் கவனிங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நேரம் ஸோ இந்த பெருக்கல் இருக்கிற இருபத்தி அஞ்சை நம்ம வலது பக்கத்துக்கு மாற்றலாம் மாற்றும் போது பகுதியில் எழுதணும் ஐந்தும் இருபத்தி ஐந்தும் கேன்சல் ஆகும் அஞ்சு இந்த அஞ்சையும் பத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு இருபத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பெருக்கல் பத்து நானூற்றி நாற்பது பை ஏழு இதை வகுத்தா அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து நம்மளுக்கு விடை நிமிடங்களில் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம்னா தோராயமாக அறுபத்தி மூன்று நிமிடங்கள் பெட்ரோல் கொள்கலனில் முழுமையாக வெளியேற்ற தேவையான நேரம் அறுபத்தி மூன்று நிமிடங்கள் கணக்கை நல்லா படித்து கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஏசி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கணக்கை போட்டு பாருங்கள் ஈஸியாக மதிப்பெண் நம்ம வாங்கிடலாம் Thank you.